இன்றைக்கி ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக மாற தொடங்கும் இது இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் கிடையாது தம்பி வந்து பேசிட்டாரு நம்ம ஸ்டார்ட் பண்ணோன்னே அடுத்த நாள் ரிசல்ட்டு நாளானிக்கு முக்தின்னு போகிறதுக்கு உங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி சொல்லிடுறேன் ஒரு ஏழு உலகம் இருக்குது ஃபஸ்ட்டு ஏழு உலகம் ரொம்ப நிறைய பாவம் பண்ணி அடுத்தவனை கொலை கொள்ளை கற்பழிப்பு ரொம்ப டார்ச்சர் பண்ணி இப்படிலாம் இருக்காங்களே இவங்களாம் ஃபஸ்ட்டு ரெண்டுலேருந்து மூணு உலகத்தில் லேண்ட் ஆவாங்க எப்போ உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அகங்காரம் விலகுகிறதோ இறைவன் ஆட்டோமேட்டிக்காக வெளியே வருவார் இன்னும் நீங்கள் எத்தனை ஜென்மம் எடுத்தீங்கனாலும் இதை கற்றுக்கிறதுக்கு தான் பிறப்பீங்க எழுதி வச்சுக்கோங்க உலகத்தில் பல லட்சம் பேர் பல கோடி பேர்களுக்கு கிடைக்காத ஒரு அற்புதமான ஒரு விஷயம் மகாவிஷ்ணு சந்திச்சது மகாவிஷ்ணுவோடைய ஆற்றலில் என்ன அப்படிங்கிறதுல நல்லா முதல் முதல் பார்த்தோன்னா அந் அந்த நொடியே என்னால் உணர முடிஞ்சுது அந்த புத்துணர்ச்சி அந்த அந்த விழிப்பு இதெல்லாம் வந்து சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை அவ்வளோ ஒரு அற்புதமான விஷயம் நான் உணர்ந்து ஒரு விஷயத்த சொல்கிறேன் பணம் பொருள் இதுகளெல்லாம் எல்லாம் தாண்டி ஒன்று இருக்குது அது பார்த்திங்கன்னா வா எந்த ஒரு வார்த்தையிலையுமே விளக்கம் தரக்கூடாது அவரை விதமான ஒரு பேராற்றல் அந்த பேராற்றல் பார்த்திங்கன்னா சத்தமே இல்லாமல் ஆனால் பயங்கர ஆழமாக இருக்குது அந்த ஆழத்தை அளவிடவே முடியாது இந்த ஒரு அற்புதத்தை நமக்குள்ளே உணர வச்சதெல்லாம் வந்து மிகப்பெரிய பாக்கியம் இங்கே மகாவிஷ்ணு எதையுமே அவர் சொல்கிறது அடிப்படை விஷயங்களை சொல்லி கொடுத்து த உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பேராற்றலை வந்து தூண்டி விடுறாரு அதுதான் உங்களுக்கு அதுக்கு பிறகு வழி நடத்துது குருவேஸ்வரணம் குருவேஸ்வரணம் கருணை கருணைதான் மாபெரும் சீக்ரெட் கருணைதான் மாபெரும் ரகசியம் கருணையாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தப்பிச்சிட்டீங்க இந்த இந்த பிறப்பு மற்றும் இறப்பு எனும் சுழற்சியிலிருந்து நீங்கள் தப்பித்து விட்டீர்கள் என்று அர்த்தம் இன்னும் நீங்கள் எத்தனை ஜென்மம் எடுத்தீங்கனாலும் இதை கற்றுக்கிறதுக்கு தான் பிறப்பீங்க எழுதி வச்சுக்கோங்க இன்னும் நீங்கள் எத்தனை ஜென்மம் எடுத்தீங்கனாலும் இதை கற்றுக்கிறதுக்கு தான் நீங்கள் பிறவி எடுப்பீங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க நபிகள் நாயகம் என்ன சொல்கிறாரு வாசி யோகம் பண்ணுங்கிறாரா அன்பாக இருந்தானுங்க சொல்கிறாரு பிற உயிர்களை மதித்து நட நேசின்னு தானே சொல்கிறாரு கர்த்தராகிய இயேசு என்ன சொல்கிறாரு கிரியா யோகம் பண்ணுங்கிறாரா அதுக்காக யோகம் பண்ணுற தப்புன்னு இல்லை பண்ணணும் அதுவும் சப்போர்ட்டிவ் திங் அன்பாயிரு பிற உயிர்களை நேசின்னு தானே சொல்கிறாரு அன்பே சிவம் தானே அகத்தியரும் சொல்கிறாரு சிவானந்த பரமஹம்சர் ஜீவகாருண்யம் தானே சொல்கிறாரு வள்ளலார் கருணைன்னு தானே சொல்கிறாரு எல்லாரும் என்ன சொல்கிறாங்க கருணை முடிஞ்சு போச்சா இல்லையா இந்த கருணையை நம்ம கற்றுக்கலாமா இன்றைக்கி ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக மாற தொடங்கும் இது இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் கிடையாது தம்பி வந்து பேசிட்டாரு நம்ம ஸ்டார்ட் பண்ணோன்னே அடுத்த நாள் ரிசல்ட்டு நாளானிக்கு முக்தின்னு போகிறதுக்கு இன்றைக்கி ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப லேட் ஆகும் எப்பயுமே ஆன்மீகம் என்பது slow and steady progress slow and steady ஆக இருந்தாலும் கூட பெரிய பெரிய மாற்றங்களை தரக்கூடிய வலிமை இதற்கு உண்டு அதற்கு நீங்கள் இதில் தான் தொடங்க வேண்டும் தொடங்கிடலாமா தயவு செஞ்சு கொஞ்சம் இருக்கக்கூடிய காலகட்டத்தை உங்கள் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்காகவே வாழாமல் கொஞ்சம் டைம் எடுத்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களுடைய வாழ்க்கைக்கு அருள் சேர்ப்பதற்காக கொஞ்சம் பயன்படுத்துங்க உங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி சொல்லிடுறேன் ஒரு ஏழு உலகம் இருக்குது ஃபஸ்ட்டு ஏழு உலகம் ரொம்ப நிறைய பாவம் பண்ணி அடுத்தவனை கொலை கொள்ள கற்பழிப்பு ரொம்ப டார்ச்சர் பண்ணி இப்படிலாம் இருக்காங்களே இவங்களாம் ஃபஸ்ட்டு ரெண்டுலேருந்து மூணு உலகத்தில் லேண்ட் ஆவாங்க அப்புறம் அங்கே எப்படி இருக்குன்னா மரண ஓலங்களாக கேட்கும் ரொம்ப கேவலமான உருவங்களாக இருக்கும் அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத வழி வேதனையை அனுபவிப்பீங்க அங்கே போனீங்கன்னா அதுக்கடுத்து இன்னொரு உலகம் இருக்குது அதாவது உதவியே பண்ணாமல் அடுத்தவனுக்கு உபத்திரம் பண்ணாமல் இருப்பான் அவனுக்கு மட்டும் சுயநலமாக இருப்பான் அவனுக்கு நாலாவது உலகம் ஆனால் அதுவும் எண்டு கிடையாது அங்கேயும் நிறைய கஷ்டத்தை அனுபவிப்பீங்க ஐந்தாவது உலகம் கொஞ்சோண்டு புண்ணியங்கள் பண்ணியிருப்பான் அஞ்சாவது உலகம் ஆறாவது உலகம் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைப்பான் ஆறாவது உலகம் ஏழாவது உலகத்தில் இருக்கிறவன் பூரா தெய்வ பிறவியாக தான் இருப்பாங்க தன் உயிர் அழிந்தாலும் பரவாயில்லை தனது ஆன்மா போனாலும் பரவாயில்ல இன்னொருத்தன் நல்லா இருக்கணுன்றதுக்காகவே தான் வாழ்க்கை சொத்து பத்து எல்லாத்தையும் அர்ப்பணிச்சாலும் அவன்லாம் ஏழாவது ஹையஸ்ட் டைமென்ஷன் அந்த டைமென்ஷனுக்கு போகும்போது நினைத்து கூட பார்க்க முடியாத சம்பவங்களெல்லாம் பண்ண முடியும் இப்போ நாங்கள் உங்களை அங்கே போங்கன்னு நான் சொல்லலை நீங்கள் இப்போ எந்த உலகத்துக்கு போவீங்கன்றதையும் நான் இப்போ பேசலை அப்படிலாம் இருக்குது தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட வாழ்க்கையை எப்படி மாற்ற முடியும்னு கொஞ்சம் பார்க்க ஆரம்பிங்க உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த நாலு பேருக்கு சொல்லிக் கொடுங்க நான் மற்ற ஆளுங்க மாதிரி மற்ற குருமார்கள் மாதிரி ஒன்று சொல்லி கொடுத்துட்டு சத்தியம் வாங்குற ஆள் கிடையாது வேறு யாருக்கும் சொல்லி தரக்கூடாதுன்னு சொல்லி கொடுங்க செத்து போயிடுவாங்க போல் இதுக்கப்புறம் இப்போவே கழிவுகள் ரொம்ப முத்தி போச்சு வெடிகுண்டு வெடிக்குது ஆல்ரெடி சொன்ன மாதிரி உக்ரைனில் விழுந்த குண்டு இங்கே விழுகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது செத்து போவோமா உயிரோட இருப்போமானே தெரிய மாட்டேங்குது கொரோனா வருது என்னென்னமோ